வணக்கம் என்னோட பேர் பிரசதி நான் மரங்கள் நடுவது பண்ணுவேன் நான் ஒரு லட்சம் மரம் நட்டுட்டேன் அண்ட் நான் பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் சைல்டு பாடி இருக்கேன் நான் கிரீன் தமிழ்நாடு மிஷன் விடவும் சைல்டு அம்பாசிடர் இருக்கேன் and save girl child educate girl child literacy கேம்பெயினோட பிராண்ட் அம்பாசிடர் இருக்குது இன்றைக்கி இந்த மன் கி பாட்டோட ஹண்ட்ரட் எபிசோடில் நான் வந்துட்டேன் அண்ட் ஆர் ஆனரபிள் ஜி அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க இது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்குது பிகாஸ் எப்போ எனக்கு prime minister national child award நம்மளோட பிரதமர் மோடி கொடுத்துட்டாங்க அவங்களும் த்ரீ சங்கல்பா கொடுத்துட்டாங்க தட் எனக்கு ரெகுலர் இருக்கணும் நான் எதுவுமே பண்ணுறேன் நான் எது ப்ராமிஸ் நேஷனுக்கு பண்ணிட்டு அது எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும் ஸோ நான் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு லட்சம் மரம் நடணும் எப்போ நான் என்னோடய ஆறு வயசில் ஸோ நான் அச்சீவ் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர் அண்ட் எனக்கு ஹம்பிள் இருக்கணும் அண்ட் இன்றைக்கியும் இது மன் கி பாத் பாட்டு பார்த்துட்டு அண்ட் நம்மளோட கவர்னர்ஜிக்கு லிசன் பண்ணிட்டு நான் ரொம்ப இன்ஸ்பயர்டு இருக்கேன் அண்ட் எனக்கு வேணும் தட் நம்ம எல்லாமே சேர்ந்துட்டு இது பூமிக்கு ரொம்ப பசுமை பண்ணிக்கிறேன் Thank you. Thank, you.